hi this is me Raju this me is talking to this me so இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா so magical serum for glowing skin இதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த சீரமை நீங்கள் வந்துட்டு வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தெளிவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு அஞ்சு எசென்ஷியல் ஆயில்ஸ் ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் எசென்ஷியல் ஆயில்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன் ஸோ அஞ்சு எசென்ஷியல் ஆயில்ஸ் அதான் நீங்கள் வாங்க போகிறோம் ஸோ என்னென்ன ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் சாஃப்ரான் இல்லைனா சாண்டில்வுட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ ட்ரீ ஆயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாவெண்டர் ஆயில் அதுக்கப்புறம் ரோஸ்மெரி ஆயில் அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் நம்ம நார்மலான ஆல்மண்ட் ஆயில் ஸோ இந்த அஞ்சு எண்ணெயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு எசென்ஷியல் ஆயில்ஸை நீங்கள் வந்துட்டு வெளியே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆயிலிருந்தும் நீங்கள் வந்து டூ ஆர் த்ரீ ட்ராப்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ அது என்ன மாதிரி பாட்டிலில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வெளியே ஃபேன்சி ஸ்டோர் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரோல் ஆன் பாட்டில் இருக்கும் ஸோ இந்த அமிர்தாஞ்சன்லாம் வந்துட்டு ஹெட் ரோல் ஆன் ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் ஆன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டில் இருக்கும் ஸோ இந்த ரோல் ஆன் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் இந்த பாட்டிலில் வந்து டூ டூ ட்ராப்ஸாக வந்துட்டு எல்லா ஆயிலுமே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி செப்பரேட்டாக ஒரு பவுல்லையோ இல்லைனா வந்துட்டு இந்த பீக்கர்னு சொல்லுவாங்கல்ல ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் படிச்சிருப்போம் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஸோ அந்த மாதிரி பீக்கரில் நீங்கள் வந்துட்டு ஒரு டூ டூ ட்ராப்ஸாக எல்லா ஆயிலுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் நீங்கள் வந்துட்டு இதை இந்த டாப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த டாப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்துட்டு ஊற்றிடுங்க ஃபுல்லாத்தையும் ஸோ ஃபுல்லாக ஊ ஊற்றிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பாட்டிலை வந்துட்டு டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் இருக்கிற இந்த ஆயிலை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் எப்படியோ அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லாக வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அதை வந்துட்டு ரோல் ஆன் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் த நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க ஸோ தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளென்சரோ இல்லைனா ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு இதை க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிடுங்க இது போக இதோட சேர்த்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு இந்த டாக் ஸ்பாட் இந்த பழைய வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் பாருங்கள் ஸோ நிறையாவே டாக் ஸ்பாட்டும் குறைஞ்சிருச்சு ஸோ இதே பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ரொட்டீன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் டாட்டா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்